வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ட்ரேடிங் வந்து வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் தேர்ட்டீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் நைன்டீன் ஆகுது இதில் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் க்ரூட் ஆயில் என்ன மாதிரி கால் ஜெனட் ஆகுது ஜெனட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம டெய்லி வீடியோஸில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுபடி தான் இன்றைக்கி நம்ம எதார்த்தமாக இப்போ ஓப்பன் பண்ணோம் க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு சிக்ஸ் ஜீரோ செவன்ட்டி செவனில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ அதனால தான் கேண்டில் பாருங்கள் ரெட் கலரில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி செல் கால் வந்துச்சுன்றனால இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் இப்போ சிக்ஸ் ஜீரோ செவன்ட்டி செவனில் தான் ட்ரேடிங் போகிறனால நம்ம என்ட்ரி வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த சார்ட்டில் இவ்வளோ தான் வேலை நம்ம டெய்லி ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிருந்திருக்கும் ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம் அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கேண்டில் கலர் வந்து மாறும் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிரும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படிங்கிற கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் அடுத்து அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாக அதே கலர் சேம் கலர் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும் ஸோ நம்ம ஜஸ்ட்டு யார் வேணாலும் சரி இந்த பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னும் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது அதான் எல்லா கேண்டில்ஸும் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது ஸோ செல்லிங்கில் தான் இருக்குன்றத ஜஸ்ட் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணாலே கண்டுபிடிச்சிடணும் ஐடென்டிஃபை பண்ணிடணுன்றக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எந்த பாயிண்ட்டில் என்ட்ரு ஆகலாம் க்ரூட் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகும் ஓப்பனிங் சார்ட்டில் ஓப்பனிங் அந்த கலர் சேஞ்ச் ஆனதுலேருந்து sell at six zero seventy seven அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்டி ஒன்னு போட்டிருக்கு செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ஃபார்ட்டி சிக்ஸ் போட்டிருக்கு மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்படி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஜெனரேட் ஆகிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆன செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சிக்ஸ் ஜீரோ செவன்ட்டி செவனில் வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இப்படி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இப்படி தான் இன்றைக்கி நம்ம குரூடாயில் ஒன் மணி சார்ட்டில் கிடச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்ட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்காலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஸோ பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்னிங்கே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அப்போ ஜெனரேட் ஆன பைக்கால் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி செவனில் வந்து வந்துருந்துச்சு அது பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் அந்த பையிங் ரேஞ்சிலே இருந்துச்சு அடுத்து ஒரு லெவன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் அரட்டை பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ் ஜீரோ எயிட்டி ஃபோர் வந்து போயிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் டென்னுக்கு வந்து செல்காலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு சிக்ஸ் ஜீரோ செவன்ட்டி செவனில் நமக்கு ட்ரேடிங் போச்சு இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு டுவெல் ஃபார்ட்டிக்கே வந்துச்சு ஃபஸ்ட் அரட் கிட்ட அப்போதைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் கிடச்சிச்சு ஒரு ஒரு பாயிண்ட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம் பட் கிடைக்கல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அகெயின் மார்க்கெட் வந்துச்சு ரிவர்ஸ் ஆச்சு அதுக்கடுத்து ஸ்ட்ராங்காக ஒரு ஒன் தேர்ட்டிக்கு தான் மார்க்கெட் இறங்குச்சு யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆன நேரம் ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக செகண்ட் டாரட் வரைக்கும் டவுனில் இறங்கிட்டு மார்க்கெட் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போச்சு மார்க்கெட் ரெக்கவரி பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துச்சு சிக்ஸ் ஜீரோ ஃபிஃப்டி சிக்ஸில் அகெயின் பை கால் அந்த பை கால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும் இதில் ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டு வால்யூம் எல்லாமே க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இந்த சமயத்தில் ட்ரேடிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெல் ஓ கிளாக் நாங்கள் அதுக்கு தான் சூஸ் பண்ணுறோம் அந்த டயத்தில் ட்ரேட் பண்ணும்போது நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நமக்கு மூவ்மெண்ட் கிடைக்கிது அப்படின்றனாலே நம்மளால் ட்ரேடிங் நல்லா வந்து ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயிலில் என்ன மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஜெனரேட்